வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஆகுது இன்றைக்கி டே வந்து ஜூலை ஃபோர்டீன்த் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆனனால நமக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டை இப்போ யார் பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் செல் பண்ணலான்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் அண்ட் டூ மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு நம்ம எப்பயுமே ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் வர கால்ஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தான் ஆக்சுவலி பை கால் வந்துச்சு அதுக்கப்புறம் செல் காலே வந்து இப்போ தான் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஃபைவ் எயிட்டி செவனில் வந்த buy call target break out பண்ணுச்சு அதுக்கு பின்னாடி ஃபோர் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ்ல வந்த பை கால் செல் கால் வந்துச்சு அது நல்ல செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் போல் five five seventy six so அந்த ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் பிஎம் அந்த டயத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு டெய்லி நம்ம க்ரூட் ஆயில் கமாடிட்டிஸில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் கிடச்ச ஃபஸ்ட்டு காலே இந்த செல் கால் தான் பட் அதுக்கு முன்னாடியே நிறையா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறமா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் வால்யூம் சடன் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிச்சு அந்த மூவ்மெண்ட்னால நமக்கு டக்கு டக்குன்னு செல் பலின்னு சொல்லிட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கிடச்சிச்சு அதனால தான் அந்த கால்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்ட்டு ஸோ இன்றைக்கி டேயில் அந்த கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது ஆல்ரெடி ஃபினிஷ் ஆன கால் பட் ஆனால் லைவ் கால் வந்து நம்ம ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான காலே இந்த செவன் டுவெண்ட்டிக்கு வந்த செல் கால் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜெனரேட்டர் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு அதே மாதிரி கேண்டில்னுடைய கலரும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸாக வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்ஸ் வரும் ஸோ நமக்கு இப்போ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பாருங்கள் நமக்கு மூணு கேண்டில் வந்துருச்சு மூணு கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த்ரீ கேண்டில்ஸ் வந்து ரெட் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போகும் இப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலர்லேயே தான் இருக்கும் பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலராக மாறும் இந்த மாதிரி எவ்ரி டே டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல்பிங் படி தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா அந்த நேரத்தில் வர்ற மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸை அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி தான் நமக்கு ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பைசல் பைசல்னு சொல்லி கேண்டில்ஸ்க்கு பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது பட் ஆனால் இது ஜென்ரலாக ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் பண்ணும்போது எந்த நேரத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஃபைவ் பிஎம்ஏ வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறோம் இந்த ஃபைவ் பிஎம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெய்லி எப்பயுமே பார்த்தீங்கனாலே இந்த ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டயத்தில் நம்ம ட்ரேட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிரும் மேக்ஸிமம் எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் ஆன்லைனில் இருக்க நேரம் அவங்க எல்லாருமே ட்ரேட் பண்ணுற நேரம் நம்மளுடைய வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே ஃபாரின் மார்க்கெட் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நல்லாவே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுவாங்க நிறைய வால்யூம் பண்ணுவாங்க கமாடிட்டிஸில் நம்ம ஜென்ரலாக ஈக்குவிட்டியில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த டயத்தில் நல்ல வாலட்டைல் இருக்கும் மேலே கீழே நல்லா போகும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு ஃபோர் பிஎம்க்கு அப்புறம் அந்த நியூஸ்னால் ஒரு சடன் மூமெண்ட் வந்து இருந்துச்சு அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் கால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டக்கு டக்குன்னு நமக்கு ரெண்டு கால் கிடச்சிச்சு பட் ஆனால் ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் செட்டில் ஆயிடுச்சு அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு நமக்கு அதனால தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை பட் ஒரு செவன் பிஎம்க்கு அப்புறம் செவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு வந்து செல்லுன்னு சொல்லி சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆகிட்டு இப்போ அந்த ரேஞ்சில் தான் போகுது ஒரு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு நம்ம ஆனால் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five five sixty two so இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சார்ட்டை பார்த்து டெய்லி ட்ரேட் பண்ணணும் இதில் வர கால்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இது நீங்கள் நல்லா மூவ் பண்ணக்கூடிய அப்ளை ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி உங்களால் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா செவன் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் ஜென்ரேட் ஆன செல் கால் இப்போ நமக்கு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ